எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன் சரியை அப்டேட்டுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சாரியுடைய நம்பர் ஒன் ஃபார்ட்டி த்ரீங்க body of sari pallu blouse எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரீ அதுதான் நம்ம செல்ஃப் கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா சிங்கிள் கலர் சாரின்னு கூட சொல்லிக்கலாம் சாரியுடைய colour orange and mustard yellow மிக்சிங்கில் இருக்குங்க ஆரஞ்சு வார்பில் ஆரஞ்சும் வெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்குது கோல்டு அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரியில் பொட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளைனாக வரும் அண்டு இன்னர் லேயர்லேயும் ப்ளைனாக வருங்க ஸோ இன்னர் லேயருங்கிறது உள் சுத்து ஸோ அது வெளியே தெரியாது அதனால் அதில் வந்து புட்டாஸ் வராதுங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு புட்டாஸ் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே சேம் இந்த செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய அதுவும் பார்டர்லெஸ்ஸில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ சில சாரீஸ் மட்டும் இந்த மாதிரி சின்ன பார்டர் வருங்க ஸோ பெரிய பார்டர் இல்லாமல் சின்ன பார்டர் அப்படி இல்லைன்னா பார்டரே இல்லாமல் வரக்கூடிய சாரீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே பியூர் சில்கு வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடும் என்னதான் தான் சில்க் மார்க் டேகோட பியூர் சில்க்குன்னு நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் வாங்கக்கூடிய பியூர் சில்க்கு பியூராக இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது sari number one double four colour violet colour இதில் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அரை இன்ச்சுக்கு கோல்டு டெஸ்டட் ஜரியில் பார்டர் வந்துடுதுங்க next sari number one forty five colour sky blue இதுலேயும் டாப் அண்ட் பாட்டமில் ஜஸ்ட் ஸ்மால் பார்டர் சின்ன சைஸில் வந்துடுது புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா சேரீலையுமே கோல்டு அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரியில் ஆல்டர்னேட்டிவாக புட்டாஸ் வருங்க சாரியோடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கிது வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் இந்த சாரியோடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் நேரில் கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவைலபிள் இருக்காதுங்க ஸோ ஏதாவது கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரேர்னு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு எது நீங்கள் வேணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அந்த கலர்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் sari number one forty six colour red colour prepayment ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரியிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் சாரியோடைய ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸுமே இல்லாமல் நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணுறோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்ததுன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு சப்போஸ் உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்கன்னா அது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி பார்சல் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம கலெக்ட் பண்ணுறது ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் sari number one forty seven colour bottle green cash on delivery option நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீ மட்டும்தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அகைன் இன்னொரு சாரியை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரீ பார்சல் நீங்கள் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரியை அகைன் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கணுங்க சப்போஸ் நீங்கள் ஒரு தடவை கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணி அந்த பார்சல்ஸ் வந்து நீங்கள் வாங்கலை எங்களுக்கே ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலான்னா அகெயின் அந்த பார்சலை வந்து ப்ரீபேமெண்ட் அதாவது முன்னாடியே பே பண்ணி தான் அகெயின் அந்த சாரியை வாங்கணுங்க அப்படி இல்லை அந்த சாரி வேண்டாம் கேன்சல் பண்ணிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டைமும் கண்டிப்பாக ப்ரீபேமெண்ட்டில் தான் நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணுவோமே தவிர again cash on delivery book பண்ண மாட்டோங்க ஸோ யார் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணி சாரி பார்சல்ஸ் வாங்கலை நமக்கு ரிட்டர்ன் வருதோ அவங்களுக்கு அகெயின் கேஷ் ஆன் டெலிவரியில் கண்டிப்பாக நம்ம புக் பண்ண மாட்டோம் ப்ரீபேமெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் புக் புக் பண்ணிக்க முடியும் ஸோ கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்சல் ரிசீவ் பண்ணிக்கோங்க சாரியுடைய number one forty eight colour coffee brown sari number one forty nine இது வந்து green and mustard yellow mixing double ஷேடில் வருங்க அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா three hundred rupees extra charges இருக்குங்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எதுக்கு அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்கான சார்ஜஸ்ஸுங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சாரீ புக் பண்ணுறோம் உங்களுக்கு அதாவது அவைலபிள் இருக்குது உங்களுக்கு புக் பண்ணுறோம் அப்படின்னா அது கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறோன்னா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முன்னாடியே பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க sari number one fifty colour copper sulphate blue இப்போ கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டீங்க பார்சல் அனுப்பிச்சிட்டோம் நாங்கள் ஆனால் நீங்கள் வாங்கலை நமக்கு ரிட்டன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணியிருக்கக்கூடிய அந்த த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோங்க ஸோ நீங்கள் பார்சல் வாங்கிக்குவீங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொரியர் சார்ஜஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வாங்காமல் எங்களுக்கே ரிட்டன் வருது அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு கொரிய சார்ஜஸ் ரிட்டர்ன் வர்றதுக்கு கொரிய சார்ஜஸ் நாங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க ஸோ அதனால தான் நம்ம அந்த த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறது இல்லைங்க sari number one fifty one அதே மாதிரி டெலிவரி டைமை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பேமெண்ட்டை விட cash on delivery time delivery time பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் லேட் ஆகுங்க உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணும் இமீடியட்டாக வேணும் வித்தின் டூ டேஸ் ஒன் டேயில் இல்லை பர்டிகுலர் டேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்துடுங்க ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி போகும்போது சம்டைம்ஸ் எல்லா டைமும் கிடையாது சம்டைம் சம் பிளேசஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா டிலே ஆகும் ஸோ அப்படி டிலே ஆகும்போது கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸாக்டாக டேட்டும் சொல்ல முடியாது டைமும் சொல்ல முடியாதுங்க ஸோ அவசரமாக வேணும் எமர்ஜென்சியாக வேணுங்கிறவங்க நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரினா கண்டிப்பாக டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குறது சாரீ கலர் கிரே கலர் சாரியுடைய number one fifty one next sari number one fifty two இதோடைய கலர் நேவி ப்ளூ சாரியுடைய கலர் நேவி ப்ளூ சாரியுடைய நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ இந்த சாரியில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் இந்த three stripes lines zari line வந்துடுதுங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி வந்ததுனா மட்டும்தாங்க ரிட்டர்ன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் மற்ற ரீசனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க அதாவது கலர் இஷ்யூஸஸ்க்கோ குவாலிட்டி இஷ்யூஸஸ்க்கோ அல்லது ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருந்தாலோ நம்ம ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க ஸோ அதை நம்ம வீடியோலையும் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கோம் அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவலாக கஸ்டமர்ஸ் நீங்கள் கேட்டாலுமே நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் சொல்லிடுறோங்க டேமேஜஸ் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வேறு சாரீ உங்களுக்கு மாற்றி வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோமே தவிர மற்றபடி கலர் இஷ்யூஸஸ்க்கு குவாலிட்டி இஷ்யூஸஸ்க்கு ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக ரிட்டன் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க sari number one fifty three colour dark green கலருங்க ஸோ க்ரீனோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ பிளாக் கலர் த்ரெட்டு சாரியில் கண்டிப்பாக சில இடங்களில் தெரியுங்க க்ரீனும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால மேபி விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரியலாம் sari number one fifty four இது வந்து ரேடியம் க்ரீன் கலருங்க sari number one fifty four இதுலேயும் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடுதுங்க கலரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் அண்டு சில டபுள் ஷேட் கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா சாரியுமே அப்படி தான் கலர் சேஞ்சஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க மேக்ஸிமம் சாரீஸ் கலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் இருக்கிறது வரும் சில டபுள் ஷேட் கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லைட் வேரியேஷனோட தாங்க வரும் ஸோ இதையும் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லைட் வேரியேஷனோட தான் கண்டிப்பாக சில சாரீஸ் வரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து ரிட்டன் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க sari number one fifty five colour coffee brown colour இதுலேயும் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைப்டு லைன் வந்துடுதுங்க கோல்டு டெஸ்டட் சரியில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே செல்ஃப் கலர் அதாவது சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய pure silk sari six thousand two ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க sari number one fifty six இது வந்து ஆலிவ் கிரீன் கலரில் வருதுங்க இந்த சாரியில் என்ன அப்படின்னா பாடியில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கும் ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கும் டாப் அண்ட் பாட்டமில் ஜஸ்ட் ஒரு இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு பார்ட்ரு வரும் ஆனால் அந்த பார்ட்ரு வந்து மற்ற சாரியில் வர மாதிரி ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் மைல்டாக இருக்குங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்ம த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் அண்டு ஜரியும் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அது மைல்டாக தான் தெரியும் ஜரி மட்டுமே இருந்தால் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்க ஸோ இது சில்க் த்ரெட்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு மைல்டாக தான் தெரியும் sari number one fifty six next sari number one fifty seven colour bottle green நல்லா டார்க்காகவே இருக்குங்க பிளாக் காம்பினேஷன் தான் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன்ஸ் தாங்க இருக்குது மோட் ஆஃப் பேமெண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த நாலு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் க்ரெடிட் கார்டு ஆப்ஷனும் இஎம்ஐ ஆப்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைங்க நீங்கள் சாரி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு தான் புக் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எந்த நம்பருக்கு பே பண்ணணுங்கிறத எங்ககிட்ட கேட்டு அந்த டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அந்த நம்பருக்கு பே பண்ணுங்கள் பே பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டு டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோடு அனுப்புங்க அப்போ தான் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது எங்களுக்கும் ஈஸியாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேகோட வந்துடுது நீங்கள் இந்த சில்க் மார்க் டேக்கை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடோட மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்